ரொம்ப பிடிக்கும் நானும் உங்க அம்மாவும் டெய்லி சாயங்காலம் இங்க வாக்கிங் போறதுக்கு வந்துருவோம் நீயும் பேசாம எங்க கூட வந்து இங்க விளையாட ஆமா அப்படியே வர்ற வழியில சோளம் வேற வித்துட்டு இருந்தாங்க விளையாடிட்டு நம்ம திரும்ப போகும்போது அம்மா எனக்கு அதை வாங்கி கூட தரலாம் ஐயோ அது நினைச்சாலே வாயில எச்சு ஓருது <laughs> உனக்கு வேணும்ன்றத எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியுது சுதா ஹே சுதா இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் சந்தோஷம் இருக்கான் ஹாய் சந்தோஷ் ஹே சுதா எனக்கு இங்கே தனியாக நடக்க போர் அடிச்சிச்சு உன்னை பார்த்தது தான் இப்போ ஹாப்பியாக இருக்கு ஏன்னா கம்பெனி கொடுக்க நீ வண்டியில் ஆமா சந்தோஷ் அம்மா அங்க தண்ணியில பாருங்களேன் எவ்வளவு அழகா பூக்கள்லாம் பூத்திருக்கு ஆமா சுதா அதெல்லாம் நீரள்ளிகள் இதோட வேர்கள் எல்லாம் குளத்துக்கடியில இருக்கும் என்னம்மா சொல்றீங்க தண்ணிக்கு அடியிலையா ஆமா சுதா வேர்கள் இருக்குல்ல அது ஏரியோட ஓரங்கள்ல அடியில இருக்கும் அந்த பூவோட தண்டு அப்புறம் இலைகள் இது எல்லாம் தண்ணியோட மேற்பரப்பு நோக்கி வளரும் சரி வாங்களேன் அந்த செடியை போய் பார்க்கலாம் சுதா அந்த செடியை கொஞ்சம் நகர்த்தி பாரு வாவ் அது நகருது ஆண்டி ஐயோ அம்மா தவளை <laughs> பயப்படாத சுதா அதுதான் அதுக்கு வீடு தண்ணிக்குள்ள பாரு எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்னு வாவ் ஆண்டி இதை பார்க்கவே செம்மையா இருக்கு சுதா அந்த நீரலியோட இலைய பாரு அதோட இலையில துளி துளியா குமிழ் மாதிரி இருக்குல்ல பரவாயில்லையே சந்தோஷ் நல்லா கவனிச்சிருக்கிற இந்த இலைகளுக்கு மேல ஒரு மெழுகு மாதிரியான கோட்டிங் இருக்கும் அது என்ன பண்ணும் தெரியுமா இந்த இலைகளை தண்ணியில அழுக விடாம பாத்துக்கும் சுதா சந்தோஷ் அங்க பாருங்களேன் வாத்து பண்ண பாத்துக்கிட்டே இருங்க அதுக்குள்ள இருந்து எப்ப வேணாலும் வாத்துக்களா வரலாம் அம்மா வாத்துங்கள்லாம் வெளியில வந்துருச்சுங்க அது பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு ஆனா அதுங்கெல்லாம் எப்படிமா தண்ணியில நீந்தது வாத்துகளுக்கு வல மாதிரியான பாதம் இருக்கும் அதாவது அதோட விரல்களுக்கு இடையில ஜவ்வு மாதிரியான ஒரு தோல் இருக்கும் இந்த அமைப்பு தான் வாத்துக்கு தண்ணில நீந்த உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம வாத்தோட வால் மாதிரியான இறகு பகுதியில எண்ணெய் சுரக்கிறதுனால அது தண்ணில ஒட்டாம நீந்த ஹெல்ப் பண்ணுது உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன் இந்த மீன்கள் எப்படி தண்ணியில நீந்துது மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கு ஆண்டி அதுதான் அது நீந்துறதுக்கு உதவி பண்ணுது very good Santhosh thanks aunty எங்க வீட்ல ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கேன் அதுல மீன்கள் நீந்துறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் மீன்கள் நீந்தும் போது தண்ணியை கிழிச்சிட்டு போற மாதிரியான உடலமைப்பு அதுக்கு இருக்கு அதனால தான் அது நீந்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அது மட்டும் இல்ல தண்ணியோட எதிர்த்திசையில நீந்துறதுக்கும் அந்த உடலமைப்பு உதவியாவும் இருக்கும் ஆமாம் ஆண்டி சொல்லப்போனால் ஒரு படகு மாதிரி ஹே சந்தோஷ் மனுஷங்க மீன்களை பார்த்து தான் படகே தயாரிச்சாங்க தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் இது எல்லாமே அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிடும் இப்ப நாம பார்த்தது நன்னீர் வாழிடம் இன்னும் கடல் ஏரி கடற்கரை அப்படின்னு நீர் வாழிடங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீர் வாழிடங்களை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்க போறேன் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எம் தொண்ணூறு புள்ளி நான்கு சமுதாய வானொலியில் நீர் வாழ்விடங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிட்ட தாவரங்களும் விலங்குகளும் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா உங்க பதில்களை பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்